வீடியோஸ் இருக்குது அது பார்க்குறதுனா நீங்கள் பார்த்து உங்களுடைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் சில்வர் சில்வர் வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக டவுனில் தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு எங்கள் ஸ்ட்ராட்டஜி படியும் வந்து செல்லிங்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து இருந்துச்சு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த செல்லிங் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு பையிங் ட்ரெண்டாக வந்து ஒரு மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆச்சு ஸோ அந்த சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ட்ரெண்ட் மாறினதுக்கப்புறம் இன்றைக்கி சில்வரில் வந்து பை என்ட்ரி வந்து எடுத்தோம் ஸோ சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெவியான வால்டைலான ஒரு ஸ்கிரிப்ட் ஸோ அதனால் சில்வரில் நல்லாவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ண முடியும் ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி லாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் பை பண்ணியிருந்தோம் நாங்கள் ட்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மைக்ரோ ஆகஸ்ட் கான்ட்ராக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் பொஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ரைஸ் ஆச்சு அந்த ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லா கண்டினியூ ஆச்சு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த ஸ்டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக ஒரு செட் ஆஃப் ப்ரைஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூஸ் ட்ரேடிங்காக வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பொஷன் எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு செட் ஆஃப் ப்ரைஸ்லேயே ஒரு ஆக்சுவலி ஜூலை கான்ட்ராக்ட் மெகாப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் தாண்டினதுலேருந்தே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக அப்படியே வந்து அங்கேயே நிற்க ஆரம்பிச்சிருச்சு எப்பயும் பொஷன் எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு அந்த பொஷன் வந்து எக்ஸிட் ஆகிடுறது வந்து ரொம்ப நல்லது ஸோ அதுவும் இல்லாமல் ப்ராஃபிட்ஸ் வந்து பெருசாக வரலைனாலும் அன்றைக்கி வந்து ஓகே வந்த ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கிறதும் வந்து நல்லது ஏன்னா சில சமயம் மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக ஒரு ரேஞ்சில் ட்ரை பண்ணி அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு மார்க்கெட்டால் அதை பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் வந்து அதிக சான்ஸ் வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடு வர்ற மாதிரி தெரியுறதுனால இப்போதைக்கு பெட்டர் கட் பண்ணிக்கலாம் வர்ற த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து புக் பண்ணுறோம் ஸோ சில்வர் மைக்ரோவில் நாங்கள் இருபது லாட் பை பண்ணியிருந்தோம் அதில் பை பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ இதிலே வந்து நாங்கள் எங்களுடைய பொஷனை வந்து கவர் பண்ணுறோம் இப்போதைக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க இருக்குது ஸோ டுவெண்ட்டி லாட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணுறோம் forty eight thousand nine ninety so இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட்ஸ் வரையில் வந்து கவர் பண்ணி போர்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ எப்போயுமே வந்து நீங்கள் ட்ரேடிங் போர்ஷன் எடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது ஏன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் போர்ஷன் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதாவது ஒரு ரேஞ்ச் வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுவும் சில்வர் வந்து ரொம்ப ஹெவி வால்டேல் வேறு தரும் ஸோ அதனால் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கின ப்ரைஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வரைக்கும் ஈஸியாக போகும் நல்லா தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஒரு ரேலி கொடுக்கக்கூடிய ஒரு ஷேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஸோ பெட்டர் வந்து எப்பயும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிற மாதிரி இருந்தால் எக்ஸிட் ஆகிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து நாங்கள் வந்து பில்ட் பண்ணுறோம் இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ட்ரிலாம் எப்படி எடுக்கலாம் இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி